ஸோ கலகாய்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கான கடன் தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்புறம் வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ் அதுக்கப்புறமா ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதையும் வந்து அமைக்கி ப்ளூ கலரில் மாற்றிருங்க ஓகேவா அதுக்கப்புறமா கீழே ஷேர் பட்டன் ஒன்று இருக்கும் அதை தொட்டு யாருக்குமே ஷேர் பண்ணாமல் இருக்காங்க கைஸ் ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேவா ஸோ என்னடா இது ஸ்கேட் போர்டு தனியாக இருக்குது அப்படின்ட்டு இறங்கிட்டு இருக்கோம் இறங்கி விடுவோம் எங்கடா இறங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லில் இறங்கிட்டு இருக்கோம் நம்மளும் நம்ம டிவிட்டு இறங்கிட்டு இருக்கோம் வேகமாக இறங்கிட்டு இருக்கோம் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் ரொம்ப ஓப்பலாக இருக்கிறேன் இறங்குறோம் இறங்குறோம் இறங்குறோம் மெது எவ்வளோ நேரம்டா இறக்குறேன் எவ்வளோ நேரம் இருக்கா ஐயோ இட்டு ஒருத்தர் இறக்குறானே நம்ம அங்கிட்டு போனால் அடி வாங்கி அடி வாங்கி சேர்த்துருவோம் ஆனால் இங்கே இறங்குவோம் ஒரு பேக் கிடச்சிருச்சு அதுக்கப்புறமா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் ஓ டப்பாக்குன்னா கிடைக்குதே சரி அதை விட்டு எடுத்து ஆ இங்கே ஏதோ ஒரு எடுத்து ஆ எடுத்தாச்சு இதை வச்சுட்டு வேறு லெவல் பண்ண போகிறோம் ஐயோ ஓசினாக்கு ஓசினாக்கு ஐயோ ரெண்டு பேர் இருக்காங்களே ஐயோ ரெண்டு கிலோ எனக்கு தான்டா டே நீ அடிச்சிடாதா நீ அடிச்சிடாத அந்த கிலோ ரெண்டு கிலோ எனக்கு தான்டா வேணும் ஐயோ இவன் மாதிரி ரொம்ப டேமேஜ் அடிச்சு புட்டாடே அடிச்சு புட்டாடே ரொம்ப டேமேஜ் கொடுத்தே ரெண்டு கிள்ளு இருக்கப்போ ரெண்டு கிள்ளு நீங்கள் அடிச்சு புட்டிங்களா சரி ரைட் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் படத்துக்குள்ளே ரொம்ப வருத்தமாக இருக்குது ரெண்டு கிள்ளு போச்சே எப்பா உங்கள் கையில் கொடுத்து தொலைஞ்சிட்டேனே சரி ரைட் எடுப்போம் எடுத்துகிட்டு வேற இல்லையா ஐயோ அங்கிட்டு வேறு ஒரு எண்ணி ஓடிட்டுருக்கானே பார்த்துட்டேனே பார்த்துட்டேனே இப்படியே போனால் அடி வாங்கி செத்துருவோமே ஐயோ தலைவரை மெடிக்கிட்டு தாக்க தலைவரை ஒரு மெடிக்கிட்டு ஒரு மெடிக்கிட்டு தாக்க ஆ நன்றி நன்றி ரொம்ப நன்றி சில்லு கொடுத்தமைக்கு ஒரு மெடிக்கி தந்திருக்கிறார்கள் அதனை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக ஓடி குடிக்கிறோம் ஓடி குடிக்கிறோம் எவனடா என்ன வேகமாக ஓடுறான் அடா பாய் ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரிலாம் ஓடிட்டுருக்கான் எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கான் ஐயோ எங்கே அந்த ஏய் லூவால் இங்கே போட்டு அங்கிட்டு தெரிஞ்சு ஓடிட்டுருக்கான் நான் பார்த்துட்டேன்டா நான் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம கண்ணில் ஆந்த கண்ணு அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஏய் எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க அழுத்துடா அழுத்துடா அழுத்துடா போட்டு வேற லெவலில் அழுத்தியாச்சுல ஐயோ ஐயோ ஐயோ டேமேஜ் குறையுதே டேமேஜ் குறையுதே ஐயோ எச்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்கே ஆனால் லூட்டை விட்டுறக்கூடாது இவரும் வந்து அடிச்சிட போகிறாரு அப்படி சொல்லிட்டு லூட்டை எடுக்க போகும் ஓ ஒரு லூட்டுமே ஒரே ஒரு மெடிக்கல் வச்சுருக்கான் அது வரைக்கும் சந்தோஷம் ஐயோ அங்கே ரிவே பண்ணிட்டு இருக்காங்களே ஒரே ஒரு லூசு பைய ஒரே ஒரு மெடிக்கல் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கான் இதை வச்சுட்டு தான் வேகமாக ஓடிட்டு இருக்கு என்னமோ கையில் தங்க தங்க கோப்பைகள் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி தான் வேகமாக ஓடிட்டு இருந்திருக்கான் பைத்திய கோர பையன் சரி தலைவரை நீங்கள் அங்கிட்டு வாங்க நான் வந்து இங்கிட்டு பார்த்துட்டேன் இந்த பையில வந்துட்டு விரட்டி அடிக்க போகிறேன் ஐயோ இங்கிட்டு ஓட்டுறமா ஓடி தொட்டி இருக்கிறானே என்ன செய்வது என்ன செய்வது ஐயோ ஐயோ அஜயோ அங்கேயே நிற்காடா பாடி சோடா இப்போ வர அடியை மட்டும் பாரு அஜயோ அஜயோ அஜயோ அஜயோ கோப்பரா எம்பி பாட்டியை வச்சுட்டு ஐயோ கோப்பரா எம்பி பாட்டியை வச்சுக்கிட்டு கிட்டத்தில் கூட இப்படி தான் ஐயோ அடிச்சு புட்டி அழுத்தி புட்டானே அழுத்தி புட்டானே ரெண்டு அடி தான் அடித்தான் அதுக்குள்ளே செத்து போயிட்டேன் தலைவரே நீங்கள் போங்க போங்கர் எம்பி பாட்டி போகிறா இல்லை போக்கர் எம்பி பாட்டி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம் கண்டென்ட் போட்டுடலாம் ஓகேவா போக்கர் போக்கர் எம்பி பாட்டி வர்சஸ் சி கோப்பரம் எம்பி பாட்டி அப்படி வீடியோ போட்டுடலாம் ஓகேவா ஸோ என்னடா போது ஐயோ அடிக்க மாட்டேன்டா ரிவே பண்ண போகிறேன்டா அப்படின்னு ஓடிட்டு இருக்காரு அவர் சரி ரைட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ அப்படி தர தர தர குடு குடு குடு குடு குடு அப்படின்ட்டு ஓடி வந்து வந்து இருக்கார் நடக்குது என்ன புது ஐயோ டோக்கன் இருக்கா டோக்கன் இருக்கா ஐயோ ஒன்றுமே இல்லையே ஒன்றும் இல்லை ஒரு கடை எடுத்துட்டு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கார் ஆ அப்பாடா வந்தாச்சு என்ன இருக்குது ரிவே பண்ணி விட்டாரா வேற லெவல் சந்தோஷமாக இருக்கு அப்போ சந்தோஷமாக இருக்குது கையில் ஒரு கண்ணு கொடுத்துட்டான் சரி நான் குறைஞ்சி ஐட்டிங்கண்ணே இங்கே இறங்கி நான் சம்பவம் செய்ய போகிறேன் வேண்டாம் அப்புறம் இங்கே இறங்கி அடி வாங்கிடக்கூடாது சரி அங்கே இறங்குவோம் ஐயோ எத்தனை பேர் இருக்கானுங்க நாலஞ்சு பேர் கண்ணுக்கு தெரியிறானுங்களே அடி வாங்கிடுவோமோ தெரியலை ம் ஏதாவது கண்ணு வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் வலிச்சு நிற்கிறாங்கன்னா என்ன செய்யுது ஆ வந்தவிட இறங்கி டோக்கன் கொடுத்தாங்க ம் நமக்கு யூஸ் ஆகும் இங்கே என்ன இருக்குது ஒரு செகண்ட் லெவல் பேக் தான் இருக்குது ஆஹா பெட்டி ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ம் கிடச்சிருச்சு எம்போ ஏவன் இதை வச்சு தான் செய்ய செய்ய போகிறோம் ம் இதை ஒன்றுமே இல்லையே இங்கே இங்கே இங்கேயும் ஒன்றுமே இல்லையே அது என்னடா நீங்கள் ஒன்று ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை ஒரு மெடிக்கிட்டு இருக்குது சந்தோஷம் மெடிக்கிட்டு இது வந்து ரொம்ப தேவைப்படும் இங்கே வச்சு எங்கே போகிறது அங்கேயே போகும் தலைவர் அங்கே தான் வராரு வேறு ரோல் பண்ண போகிறோம் இங்கே நடக்குது இங்கே நடக்குது அப்படி வீட்டு போய் பாருங்க கைஸ் இங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் கண்ணில் சிக்கிட்டான்டா கண்ணில் சிக்கிட்டான் அழுத்துற அழுத்துற அழுத்துற அஜிஜோ அஜிஜோ போட்டு போட்டு போட்டு அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ நாக்கு ஏ ரெண்டு பேரும் நாக்காய் கிடக்கும் அடா அஜிஜோ எங்கிட்ட ஒரு நாக்கு இருக்குது அதை கூட பார்க்காம இருந்திருக்கடி லூசு தடவை இருந்திருக்கடப்பா அங்கிட்ட ஒரு நாக்கு இருக்குது இங்கிட்ட ஒரு ரெண்டு நாக்கு கிடந்திருக்கேன் ஐயோ அதை அடிச்சு தான் டாலிக்கில் இருப்பேன் ஐயோ டேமேஜ் போட்டு போகுது இன்னும் சாவைய மாட்டேங்க எல்லாம் உனக்கு ஹெல்த்தாக்கி யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானா ஐயோ காரில் ஒரு லூசு பை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் என்ன செய்யுது என்ன செய்யுது ஐயோ ஸ்கில்லை விட்டுட்டு போவோம் மடசு வர மாட்டேங்குதே நம்மளுக்கு என்ன செய்யுது தலைவர் வேறு அங்கே போராடிட்டு கிடக்காரு ரிவே பண்ண வேண்டியிருக்கு என்ன செய்வது என்ன செய்வது கிட்டத்தில் போய் அடிப்போமா நம்ம ஒன் வர்சஸ் ஃபைவை சமாளிப்போம் வேண்டாம் வேண்டாம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படி இங்கே வந்து ரிவே பண்ணிடுவான் நமக்கு அதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்குது ரிவே பண்ணுறாங்க ஐயோ நம்மளை வேறு குழப்புறாங்களே அங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே எங்கேயா இருக்குது நான் வேறு ரொம்ப வருஷமாக விளையாடலை இங்கே இருக்குது இருக்குது ஆ அங்கிட்டு இருக்கா சரி ரைட்டு போவோம் சரி ரைட் கையில் கத்தியை கொண்டு வெறித்தனமாக ஓடி கொண்டிருக்கோம் கஷ் அந்த ஒரு குவல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ஐயா குவா இல்லையா இது கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது சரி ஓடுவோம் முடுவோம் முடுவோம் ஸ்கேனரை வேறு போட்டு தொலைஞ்சிட்டானே இந்த கருணை வேறு சதி பண்ணுவான் இப்படி தான் ஸ்கேனரை போட்டு அங்கே எனிமி இருக்கிறவனும் காட்டி கொடுப்பான் நீங்கள் நாங்கள் ரிவைவ் பண்ணிடுவோம் நம்ம என்ன செய்யறது தலைவர் தான் வேறு லெவல் பண்ணிடுவார் அப்படி இப்படி இறங்கி கொண்டிருக்கிறவருக்கு தலைவர் ஆ இங்கே பாரு இங்கே முந்நூறு டோக்கன் வச்சுட்ருக்கான் ஆ இங்கே போய் முந்நூறு டோக்கன் வச்சுருக்கேன் பாதி இங்கே ஒரு முந்நூறு என்னடா நீங்கள் எல்லா பக்கம் முந்நூறு முந்நூறு வச்சு நான் எல்லா இடத்துலையும் போய் தேர்ட்டி இவ்வளோ நேரம் வந்திருக்கேன் கடைசியில் இங்கே தான் வச்சுருக்கானுங்க இது தெரிஞ்சு நான் முதல்ல இங்கேயே வந்திருப்பேனே ம் லூசு பயிலுவேன் எங்கள் தலைவர கோணுமே எனிமி சத்தமாக கேட்குதே எங்கே இருக்கான் எனிமி இங்கே இருக்கான் ஐயோ எனிமி சத்தமாக கேட்குதே எங்கே ஏ எனிமி ஆட நீங்கள் தானா சை பயந்தே போயிட்டேன் ம் சை என்ன பயம் பயந்து விட்டேன் சரி ரைட்டு எம் இது இதை கேட்டார் அம்மாவை அதை கொடுத்தாச்சு சரி எங்கே கொண்டு ஓடி கொண்டு இருக்கும் அங்கே ஒரு எனிமி இருக்காண்டா பார்த்துட்டேன்டா அப்படின்னு வச்சு விட்டாரு சரி ரைட்டு ஓடுவோம் அவனை நம்ம தான்டா அடிக்கணும் இவரை வந்து எப்படியா திசை திருப்பி ஆகணுமே என்ன செய்கிறது இவர் பிறகு கில் அடிச்சுவார் நம்ம வேறு ரெண்டு கில் தான் அடிச்சிருக்கோம் என்ன செய்யுது அப்படின்னு விட்டு அவரை தலைவரை நீங்கள் லாங்கில் இருந்து அடிங்க நான் கிட்டத்தில் போய் வேறு லோட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ உங்களுக்கு கில்லை கொடுத்துட்றேன் அப்படின்னு விட்டு அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கோம் நம்ம தான் கில் அடிக்க போகிறோம் அவரை வந்து ஏமாற்றிடுவோம் ஓகேவா ஸோ ஆனால் லாங்கில் இருந்து அழகாக அடிச்சிடலாம் ஆனால் அவர் கண்ணு தெரில அப்படின்ட்டு என்ன செய்யுது சரி கிட்டத்தில் போவோம் அழுத்துவோண்டா நம்மளுக்கு இந்த கிட்ட வரும் அப்புறம் மற்ற கண்ணை வச்சுருந்தா லூஸ் தனமாக பண்ணிட்டு இருக்கக்கூடாது போனு தர மாட்டப்பா லேக் ஆகுதப்பா போடு அடியே போடுறேன் டேய் என்ன ஓட்டுறா ஓடுறா ஜெர்சிக்காரா அடி அடி அடி அப்பாடா அங்கிட்டு அடிச்சா இங்கிட்டு நகர ஆரம்பிச்சியா எப்படா குளுவால் போட்டா இப்போ தான் பார்க்கேன் போச்சு ரைட்டு அடிச்சாச்சு நடக்குது நடக்குது என்னென்னு ஓ அப்படி என்ன மூச்சு வாங்குது சை சை ரைடு எம்ஃபோர் எடுத்தாச்சு ம் ஏன்னா எழுந்து எழுந்து ஓ அங்கிட்டு அடிக்கான் விழுந்து விடக்கூடாது அங்கே அடிச்சுட்டு இருக்கானுங்க அடிப்படி சண்டை போட்டுட்ருக்கானுங்க தாய் பிளாக்கரோ துருச்சி வாய் உலர்றது பார்த்தீங்களோ பிளாக் ஸ்டார் எஃப்எஃப் அதுதான் இதை சொல்கிறதுக்கு என்ன வாய் உலர் உலர்றது பிளாக் ஸ்டார் எஃப்எஃப் இருக்கும்போது அங்கே என்னடா சண்டை இந்த வரண்டா என்னடா இவ்வளோ குழுவோட போட்டு வச்சுருக்கீங்க ஐயோ ஐயோ பார்த்தாலே பயமாக இருக்கு கிட்டத்தட்ட போகலாமா இல்லை வேண்டாமா ரொம்ப பயமாக இருக்கே அடிச்சு போடுவாங்களோ என்ன செய்யுதுன்னு தெரில ஐயோ ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே பயங்கரமான சத்தமாக இருக்கே என்னடா சத்தம் இது உள்ளே இனிமே இருக்கானா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே ஆனால் ஏதோ சத்தம் கேட்குது என்ன சத்தம் காதில் ஏதோ விழுகுதே ஏ என்ன சத்தம்டா அது என்ன சத்தம்னு தெரியலையே ஏதோ இறையிற அந்த இறங்குற சத்தமா அடப்பா இறங்கிட்டு இருக்கியா இறங்கணும்னு விட்டாங்க இது எனக்கு தான்டா ஓசினாக்கு போடு எல்லாம் ஓசினாக்கா ஒழு ஓடு போடு போடு போடு போடு போடு அடிச்சிடாங்க அடப்பாவி போங்கடா